அனைவருக்கும் வணக்கம் சுவையாக பேல் பூரி செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள் வேல்பூரி செய்வதற்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பச்சை சட்னி எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி ஒரு அரை லெமன் அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸில் ஒன்றா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக லெமன் வந்து இதில் சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கலாம் இவ்வளோ தான் பச்சை சட்னி ரெடி அப்புறம் இப்போ புளி சட்னி வைக்க போகிறோம் புளியை ஏற்கனவே ஊற வச்சு அதிலேருந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது ஒரு பத்து டேட்ஸ் இருக்கும் அதை எடுத்து கட் பண்ணி இந்த அடுப்பில் சேர்த்தாச்சு அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வைக்கணும் கொதி வரும்போது உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு தேவையோ அந்தளவு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கலாம் நான் வந்து இப்போது சுகர் தான் சேர்த்துக்கிறேன் புளி சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் புளி மட்டுமே வச்சு செய்யலாம் ஆனால் கூட டேட்ஸ் சேர்க்கும்போது அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நல்லா கொதிக்கையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக சால்ட்டு மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் புளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பில் வந்து நம்ம வந்து பொரிய சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இது பாக்கெட் மூணு பாக்கெட் எடுத்திருக்கேன் அப்படியே வேணாலும் பேல்பூரி செய்ய ஆரம்பிக்கலாம் ஆனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆரம்பித்தா சீக்கிரம் நமத்து போகாது அதனால தான் நான் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அத்தனையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் நான் சொல்கிறது தான் சேர்த்துக்கணும்னு இல்லை இவ் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை தக்காளி ஒரு உருளைக்கிழங்க ஏற்கனவே அவிச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை பயிறு நீங்கள் இது கூட பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம் சுண்டல் சேர்த்துக்கலாம் இது வேர்க்கடலை இது மிக்சர் சேர்த்துருக்குறேன் அப்புறம் இது ஓமப்பொடி கொஞ்சம் மட்டன் மசாலா நான் இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிட் பண்ணிடலாம் அப்புறம் இது உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு கேரட் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட கொஞ்சம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காயம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இது வந்து பூரி கோதுமை பூரி தான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன சோளப்பூரியும் வேணாலும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேல்பூரி வந்து ரொம்ப சுவையாக இருக்கு மட்டும் இல்லை ரொம்ப ஆரோக்கியமானது கூட இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பச்சை சட்னி சேர்த்துக்கலாம் ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்புறம் இது புளி சட்னி புளி சட்னி வந்து எங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் ரெண்டு ஸ்பூனோடு உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேல்பூரி வந்து மார்னிங் வந்து டிஃபனாக நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொன்று வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் டிஃபன் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ இந்த பேல்பூரி எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பேல்பூரி வந்து மிக்ஸ் பண்ண உடனே நம்ம சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா இது நமத்து போயிடும் இப்போது நமக்கு சுவையான பேல்பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் இதை ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் கேரட்டு உருளைக்கிழங்கு வேர்க்கடலை பச்சை பயிறு அப்புறம் சின் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்க்குறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட பிள்ளைங்களுக்கு வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் இது வந்து நம்ம பாரம்பரியமாக இந்த ப பொறி வகைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிற ஒன்று தான் அதனால் பிள்ளைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இதுவரைக்கும் இந்த வீடியோவை வந்து பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி